வணக்கம் இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இணைந்து நடத்தும் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தலைமை ஆசிரியர் ஏன் தலைவராக கருதப்படுகிறார் இதில் சந்தேகமே இல்லையே நீங்களும் நானும் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம தலைவராக தான் இருக்கிறோம் அட்லீஸ்ட் இந்த தலைமை பண்புகளை பொருந்தியவராக தான் நம்ம இருக்கிறோம் ஏன் இந்த தலைமை பண்பு நமக்கு இருக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த தலைமை ஆசிரியருக்கு இருக்கணும் இந்த தலைமை ஆசிரியருக்கு என்ன பண்புகள் இருக்கணும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக தலைவர் என்பார் யார் ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தலைவர் என்பார் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ இல்லை அந்த இனத்திற்கோ அந்த கூட்டத்திற்கோ தேவையான ஒரு இலக்கை அடைவதற்கு அவரை பின்பற்றுகின்றவர்களை ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி அந்த நோக்கத்தின் வலிமையை அவளுக்கு உணர்த்தி கடைசியாக அதை அடைவது தான் ஒரு தலைவரின் உண்மையான பண்பு இந்த நிகழ்வு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் மனிதர்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் ஒரு உதாரணமாக இந்த தேன் கூட்டை எடுத்துட்டிங்கன்னா தெரியும் ஒரு தேனீக்கு ஒரே ஒரு வேலை தான் என்ன வேலை அப்படின்னா வெளியே மலர்கள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த தேன்களை கொண்டு வந்து சேகரித்து அந்த கூட்டில் இது அடைக்கணும் அப்பொழுது தான் அது அடுத்த தலைமுறை தேனீக்களுக்கு உணவாகவும் ஒரு இருப்பிடமாகவும் அது மாற்ற முடியும் இந்த ஒரே இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு தேனியும் ஒரு வேலையை செய்தாலும் அதற்கு அந்த ராணி தேனி மட்டும்தான் அத்தனை கட்டளைகளையும் விடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா தேனிகளுமே வந்து செய்திகள் பரிமாறிக்கொள்ளும் ஆனால் கட்டளை என்பது ராணி தேனிகிட்ட இருந்து மட்டும்தான் வரும் அதே போல் தான் ஒரு தலைமை ஆசிரியரும் அவருக்குண்டான நோக்கத்தை தனக்கு கீழே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை அந்த நோக்கத்திற்கு தயார் செய்து அதை உறுதிப்படுத்தி அதை அடைவது தான் அந்த தலைமை ஆசிரியருக்கு தலையாய பணியாக இருக்க முடியும் ஒரு பள்ளியில் இல்லை ஒரு தலைமை ஆசிரியருக்கோ ஒரு ஆசிரியருக்கோ நோக்கம் என்னவாக இருக்க முடியும் நம்முடைய பள்ளிகளில் வரக்கூடிய மாணவர்களுக்கு தகுந்த முறையில் பாடங்களை கற்பித்து நல் ஒழுக்கங்களை கற்பித்து ஒரு தரமான நாட்டுக்கு உகந்த சான்றோனை கடைசியில் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பில் வெளியனுப்புவது தானே இந்த பணியை செய்வதற்கு முன்பாக இந்த தலைமை பண்புகளை பற்றி கொஞ்சம் பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தலைமை பண்பு ஆங்கிலத்தில் வந்து லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க இந்த லீடர்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அதாவது உங்களுக்கு பல தலைவர்கள் வந்து முன் உதாரணமாக இருக்கலாம் ஆனாலும் அனைத்து தலைவர்களோட பண்புகளையும் நிறைய வகைப்படுத்திருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த வகையில் உங்களுக்கு இந்த லீடர்ஷிப் அதாவது இந்த தலைமை பண்புகளை மூன்று வகைகளாக பிரித்து காமிக்கலான்னு நினைக்கிறேன் இது ஆங்கிலத்தில் வந்து லீடர்ஷிப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க தமிழில் தலைமைத்துவத்துக்கான வழி இல்லை தலைமைத்துவம் அவங்க கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் நீங்கள் புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மூன்றே மூன்று தான் அந்த மூன்று லீடர்ஷிப் ஸ்டைலில் முதல் ஆட்டோக்ராட்டிக் ரெண்டாவது டெமோக்ராட்டிக் மூணாவது லைசஸ் வேறேன்னு சொல்லுவாங்க அங்கே நல்லாவே தெரியும் இல்லை நான் உதாரணங்களை சொல்வதை காட்டிலும் நீங்களாக உங்களுக்கு தெரிந்த உதாரணங்களை நீங்கள் மேற்கொள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புரிதல் நல்லாவே இருக்கும் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்னால் நான் மட்டும்தான் நான் தான் கட்டளையிடுவேன் எனக்கு கீழே உள்ளவங்க அதை கேட்டு அதை கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுப்பேன் இதுதான் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பு இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பை நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கலாம் நம்மளுடைய வரலாற்றை புரட்டி போட்ட பல தலைவர்கள் இப்படி தான் இருந்திருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டெமோக்ராட்டிக் இல்லை கன்சல்டேட்டிவ் டெமோக்ராட்டிக்னால் அந்த அந்த பேர்லேயே அந்த அதுக்கான அர்த்தம் புரியுது அந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பிலோட சாரம்சமே தலைவர் என்பார் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து அதற்கப்புறம் அந்த முடிவுகளை எட்டுவார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நான் மட்டும்தான் இதை வந்து வழிநடத்தணும் இல்லாமல் ஒட்டுமொத்த குழுக்களோட பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த இலக்கை அடைவதற்கு பயன்படுத்துவார்கள் இப்போ மூன்றாவதாக பார்க்க போகிறது லைசஸ் வேறு இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை தாந்தோணித்தனமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலைவரும் எந்த வேலையும் செய்ய மாட்டார் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அதனால் எந்த இடத்துலையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ இல்லை வழிமுறைகளோ இல்லை நெறிமுறைகளோ பின்பற்றப்படாமல் அது ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும் இலக்கை அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்ன நண்பர்களே இந்த மூன்று விதமான தலைமை பண்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூன்று விதமான தலைமை பண்புகள் ஒருவேளை நீங்கள் எதில் வரீங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் நமக்கு அடைய வேண்டிய ஒரே இலக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்குள்ளே இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய மாணவர்களோட கற்றல் திறனாக இருக்கட்டும் அத்தனையும் நிறைவடையணும் என்கின்ற இந்த நோக்கத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம் என்ன நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி தலைவர்னால் யாருன்னு பார்த்தோம் அது இல்லாமல் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இந்த மூணு விதமான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் பார்த்தோம் இப்போது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறது ஒரு தலைமை ஆசிரியருக்கு தேவையான பண்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை கற்றல் கற்பித்தல் சூழ்நிலையில் நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மாணவர்களோட அடைவு இல்லை மாணவர்களோட எதிர்காலம் நம்மன் மூலமாக அதாவது நம்ம பள்ளி மூலமாகவும் நம்மளோட ஆசிரியர் மூலமாகவும் அது உயிர்ப்பிக்கப்படணும் அவர்களுக்கு சரியான வாழ்க்கையை தெரிவு செய்து அனுப்புவதற்கு நம்மளோட பள்ளி ஒரு பிரதானமான இடமாக இருக்கணும் இதுதானே அப்போது ஒரு தலைமை ஆசிரியர் என்னவெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் உறுதி பண்ணிக்கணும் அது வந்து மனித வளமாக இருக்கலாம் இல்லை பொருள் வளமாக இருக்கலாம் இல்லை நேர வளமாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அதை வந்து நம்மளுடைய கைக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தானே அதை என்ன பண்ண முடியும் ஒழுங்காக அதை வந்து நிர்வகிக்க முடியும் இரண்டாவதாக சேருகின்ற மாணவர்களுக்காக இருக்கட்டும் இல்லை நமக்கு கீழே பணிபுரிகின்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு தேவையான வளங்கள் இல்லை தேவையான வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோமா அப்போ தானே என்ன பண்ண முடியும் ஒரு ஆசிரியர் நம்பிக்கையோட வசதியோடு தன்னோட பணிகளை செய்ய முடியும் இதை பார்க்கின்ற மாணவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வளமான சூழ்நிலை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இருக்குது என்ற நம்பிக்கை அவளுக்கு தெரியும் மூன்றாவதாக ஆசிரியர் மாணவர் அப்புறம் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அவங்க சுமூகமாக பேசுகிறாங்களா ஒரு இணக்கமான சூழல் இருக்குதா அப்படின்னு சோதித்து பார்ப்பதில் முக்கியமான பங்கு தலைமை ஆசிரியர் கொண்டு இதை அவர் நிறைவு செய்யணும்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும்னா தனக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற இடத்துல சுமூகமான பண்புகள் இருக்குதா அங்கே ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இல்லாமல் அங்கே கன்சல்டேட்டிவாக அதாவது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அவர் தேவையை அறிந்து கொண்டு அதற்கான இடம் அவருக்கு அளிக்கப்படுகின்றதா நான்காவதா இந்த கற்றல் கற்பித்தல் சூழல் நாம் நினைத்தது மாதிரி இலக்கை அடைவதற்கு நேராக செல்வதற்கு அது தயாராக இருக்கின்றதா ஐந்தாவதாக அந்த கற்றல் கற்பித்தல் சூழ்நிலையில் மாணவர் போதுமான அறிவை பெறுகின்றார்களா இதெல்லாம் தாண்டி இந்த மாணவர் ஆசிரியர் மற்றும் பள்ளி அத்தனையுமே பாதுகாப்பாக இருக்கின்றதா இத்தனையும் அவர் பார்த்தால் மட்டுமே தான் ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு நல்ல தலைவராக மாறுகிறார் என்ன நண்பர்களே இந்த சின்ன சுருக்கம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நன்றி Música